வணக்கம் நாங்கள் புதுசாக சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து க்ரியேட் பண்ணி இப்போ கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இது வந்து எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளானது உங்களுக்கு இது வந்து எந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணலாம் எங்கே செல் பண்ணலாம் இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை இது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிடும் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ டிசம்பர் ஒன்றாந்தேதி இதான் வந்து ஃபஸ்ட் கேண்டில் ஸோ இது ப்ரீவியஸ் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் இது அப்படியே கண்டினியூ ஆகி கீழே இறங்கியிருக்கு ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பயிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த பயிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ரேஞ்சில் வந்து பை பண்ண சொல்லியிருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சுக்கிட்ட இருக்குது அடுத்து டார்கெட்ஸ் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஒரு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து எதிர்பார்க்கலாம் இதில் லாபத்தை வந்து ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு பை ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்லிஸ்டிக்னுடைய கலரே வந்து க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு மார்க்கெட்டில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏறுற கேண்டில் வந்து இறங்கும் போது ரெட் கலரில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபியர் ஆவாங்க ஆஹா நம்ம பை பண்ணியிருக்கோம் கேண்டில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கேண்டில் வந்து இறங்கினாலுமே உங்களுக்கு இந்த சார்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஃபியர் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணலாம் அதே சமயத்தில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் எப்படி வச்சுக்கலான்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்துடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து என்ன டார்கெட்ஸ் ஸ்டாப் லாஸ்ன்ட்டு வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையிங் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டியிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது செல்லிங் ரேஞ்சில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ சேஞ்ச் ஆகிருக்குன்னா கரெக்டாக ஒரு ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் செல்லிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க் நல்லாவே வந்து டவுன் வந்திருக்கு அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்லாவே ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும் மார்க்கெட் இறங்கும்போது நல்ல டவுனில் வந்து இறங்குச்சு ஓகேங்களா ஸோ இதை நம்ம ஏற்ற மாதிரி ஸ்கேல்பிங்காகவும் வந்து மாற்றிக்கலாம் ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் ஃப்ரேமை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த சிக்னலே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து மூமெண்ட் வந்து நடக்கும் இப்போ ட்ரெண்டை பேஸ் பண்ணினா ஒன்றும் இல்லை எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும் க்ரீன் கலரில் மாறிடும் அதே மாதிரி ட்ரெண்டு ரெட் கலரில் மாறும்போது அதாவது செல்லிங் ட்ரெண்டாக மாறும்போது ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ நீங்கள் செல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக வந்து மாறிடும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணனால டார்கெட்ஸும் வந்து இங்கே ரெடியூஸ் ஆயிரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் பையிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுவீங்க செலக்ட் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது ஸோ இதில் டென் பாயிண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இது பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து வந்திருக்கு அது செல்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் செல்லிங்கும் வந்து நல்ல டவுனில் வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இங்கே பையிங் வந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு வரல அதே மாதிரி டவுன் சைடில் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாகவே வந்திருக்கு அதுலேயும் உங்களுக்கு வந்து வரல இதைத்தான் நான் வந்து ஸ்கேல்பிங்கு ட்ரெண்டு லைட்டாக மாறினாலும் உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி தான் ஸோ பையிங் வந்து வந்திருக்கு பட் மேலே பிரேக் அவுட் கொடுத்து வரல ஸோ உங்களுக்கு வந்து மேலே அந்த சொன்ன ரேஞ்சு வந்து மேலே வரலன்றனால நம்ம இந்த எல்லாம் என்ட்ரி எடுக்காமல் ஸ்கிப் பண்ணியிருப்போம் ஸோ ஸ்கிப் பண்ண முடியுமா நம்மளால் ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு முன்னாடி செல்லிங் ட்ரெண்ட் மறுபடியும் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்திருக்கு அதுலேயும் நல்லாவே வந்து டவுன் வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமா எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலான்னு உங்களுக்கு இது சொல்லிடும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த சிக்னல் ஜென்ரேட்டனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ் ஓகேன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இதே போல் சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்களே ஏற்ற மாதிரி சிக்னல் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஓனாகவே நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி